வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சல்டெக் அண்ட் மீடியா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேக்கர்ஸ் வந்து இப்போது வந்து வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டாங்க என்ன பண்ணுறாங்க அதை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா சில சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு மைண்டில் நிற்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி தில்லுமுள்ளுகள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இதை போடுறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சென்ட் பண்ணுங்கள் மறக்காமல் செல்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆலில் வச்சுருங்க இந்த மாதிரி அவேர்னஸ் சம்மந்தமான video technology based video mobile application softwares reviews இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அது என்ன என்ன கிவ்அவே எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்துக்கான வீடியோவை மேலே கார்டில் கொடுத்துருக்கேன் அங்கே கிளிக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த வாட்ஸ்அப்பில் என்னென்ன தில்லும் நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் அதாவது இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு நண்பர் இருக்காப்புல அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது என்னன்னா வாட்ஸ்அப் கம்பெனியிலேருந்து அவருக்கு ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ஆக்டிவேஷன் கோட் அதாவது உங்களோட எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் கோடை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரில் வந்திருக்கு அதை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த நண்பர் அப்படின்னா ட்விட்டரில் வந்து ட்வீட் பண்ணியிருக்காப்புல அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேரியோ நெவாரோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சைடில் வரும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா hey help me what is this it's a real அதாவது எனக்கு உதவி பண்ணுங்க இது உண்மையா இல்லை இது வந்து ரியலா அப்படிங்கிறத பற்றி அவர் கேட்டிருக்காப்புல இதுக்கு வந்து வாட்ஸ்அப் க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து முழுக்க முழுக்க பொட்டு எப்படி சொல்கிறது ஃபேக் அதாவது இது முழுக்க முழுக்க ஒரு கட்டுக்கதை இந்த மாதிரி நாங்கள் வாட்ஸ்அப் வந்து எந்த ஒரு உங்களோட வெரிஃபிகேஷன் கோடோ எஸ்எம்எஸ் கோடோ எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம் உங்களோட டேட்டாவை கூட நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா green colour indicator verification simple இருக்கிற ஆக்சஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதாவது ஒரு கம்பெனியில் இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு க்ரீன் கலர் சிம்பிள் இருக்கும் லைக் எக்ஸாம்பிள் எல்லா ஃபோட்டோ சைடில் வரும் இப்போ நான் எனக்கு பர்சனலாக வந்த சில இமேஜஸ்னால் அதில் போட்டிருக்கேன் அதாவது இண்டேட் அப்படிங்கிறது ஒரு ஜாப் போர்ட்டல் ஜாப் சர்ச்சுக்கான ஒரு போர்ட்டல் சைட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்டட் எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அந்த இண்டேடுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ரவுண்ட் போட்டு உள்ள ஒயிட் சிம்பிளில் டிக் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா அவங்க வெப்சைட் அவங்க அட்ரஸ் அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்டட் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி அதாவது இப்போ லைக் இந்த ஃபோட்டோ போட்டிருப்பேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு ஒரு டெக்ஸ்ட்டோ வந்து உங்களோட வெரிஃபிகேஷன் கோடை கொடுங்க உங்கள் டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது வந்து ஃபேக் அவங்களோட நம்பரை வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வருது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாருக்கா உங்கள் இப்போ வீட்டில் லேடிஸ் இருப்பாங்க லேடிஸுக்கு தெரியாத இந்த விஷயங்கள்லாம் இதை வந்து அவங்ககிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி நடக்குது இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள் சப்போஸ் அந்த மாதிரி லேடிஸுங்களுக்கு வந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு நண்பர் ஆனால் ஆண் நம்பராக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த நம்பரை கொடுத்து எனக்கு இந்த மாதிரி வருது இதை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் இந்த நம்பரை வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் ரிப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நீங்கள் ஃபர்தராக போலீஸில் கூட லீகல் ரைட்ஸில் கேஸ் பண்ணவும் முடியும் ஏன்னா வாட்ஸ்அப் தரப்பு வந்து என்றைக்குமே நம்மள்கிட்ட ஒரு டேட்டாவை கேட்க மாட்டாங்க வாட்ஸ்அப் மட்டும் இல்லை எந்த ஒரு கம்பெனியுமே நம்மக்கிட்ட வந்து உங்கள் டேட்டாவை கொடுங்க உங்கள் வெரிஃபிகேஷனை கொடுங்க அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயம் நம்மள்கிட்ட கேட்க மாட்டாங்க ஸோ அவேர்னஸாக இருங்க இந்த மாதிரி நிறையா நடக்குது இப்போ கூட ரீசெண்டாக ஏடிஎம்மில் கூட ஒரு நண்பர் ஏமாற்றிருக்காப்புல அதெல்லாம் வந்து நான் பேச வேணாம் டெக் சைட் மட்டும் போவோம் அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு அது உண்மையா அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள் அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக தான் நிறையா நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் இந்த வீடியோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள் சல்மான் வெல்கம் டு சல்டாக்